கவனிங்கப்பா ஒரு கல்யாண வீட்டில் ஆயிரம் பேர்த்துக்கு வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்து வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் ஐயாவை கூப்பிட்டு பாட வச்சதுக்கப்புறம் எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் எல்லோரும் ஓடிட்டாங்க ஓகேவா